என்னோட பெரிய ப்ராப்ளமே இதுதான் எல்லாரையும் ஈஸியாக நம்பிடுவேன் ரொம்ப அதிகமாக பாசம் வச்சுருவேன் அன்எக்ஸ்பெக்டடாக என் லைஃப்பில் வருவாங்க அதே மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக போயிடுவாங்க இது ஒரு தடவை ரெண்டு தடவை நடந்தால் பரவாயில்ல ஆனால் லைஃப்பில் எல்லா டைமும் இதான் நடக்குது ஆனால் இருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் அதே அன்புக்காக ஒரு இடத்துல அடிக்ட் ஆகிடுறேன் என்னை கஷ்டப்படுத்தணும்னு நினச்சிட்டாங்கன்னா சிம்பிளாக ஒரே விஷயம் அன்பு காட்டினா போதும்